இன்றைக்கு நான் உங்களுக்கு சமோசா என்னென்று செய்கிறேன்னு தான் செய்து காட்டப்புறம் வாங்க செய்வேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய கேரட் ஒரு பெரிய வெங்காயம் பட்டாணி கடலை அதோட அஞ்சு அவிச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கிறேன் அதோட அரை கிலோ தனி தசை கோழி அதையும் அவிச்சு வச்சுருக்கிறேன் அதோட சின்ன சீரகம் மிளகு முதல்ல நாங்கள் இப்போ ஒரு பிடி அளவு மிளகும் சின்ன சீரகத்தையும் எடுத்து நல்ல நேக இறைக்கணும் மா மாதிரி அரைக்கணும் இந்த பதத்துக்கு வரணும் அதுக்கு பிறகு எடுத்து வச்ச கரட்டையும் வெங்காயத்தையும் இப்போ நாங்கள் கரட்டை சீவிட்டு வெங்காயத்தை சின்ன துண்டுகளாக வெட்டணும் இப்போ ஒரு ச அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு குறிப்பிட்ட அளவு எண்ணெய் விட்டு அது கொதிச்சா பிறகு கேரட் வெங்காயம் பட்டாணி கடலை மூண்டையும் போட்டு இப்போ நாங்கள் வதக்கணும் மஞ்சள் தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும் இப்போ எல்லாமே ஒரு ஒரு மூன்று நாலு நிமிஷத்துக்கு பிறகு வதங்கின பிறகு கோழி அவிச்சு வைச்ச கோழியை சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு இந்த பதத்துக்கு வெட்டி போட்டு அதையும் இப்போ இதோடு சேர்த்து வதக்கணும் இதுக்கு பிறகு முதல் நாங்கள் அரைச்சி வச்சிருந்த மிளகு சீரகத்தூள் தேவையான அளவு உரைப்பு உங்களுக்கு அதிகம் தேவையாண்டா மிளகு கொஞ்சம் அதிகம் போடலாம் இது நான் எல்லாம் சின்ன பிள்ளைகளும் சாப்பிடக்கூடியதாக தான் செய்கிறேன் அதால் நான் மிளகுத்தூள் சீரகத்தூள் அளவாக போடுறேன் நீங்கள் உரைப்பு தேவையாண்டா மிளகாயும் பச்சை மிளகாயும் சின்ன துண்டாக வெட்டி போடலாம் இதுக்கு பிறகு அவிச்சு வச்சுருந்தா அஞ்சு உருளைக்கிழங்கையும் நல்லா நசிச்சு போட்டு இந்த பதத்துக்கு நசிச்சு போட்டு அதையும் இப்போ இதோடு சேர்த்து வதக்கணும் உருளைக்கிழங்கு பார்த்து நீங்கள் ஆகலும் பெருசாக இருக்கக்கூடாது பார்த்து நீங்கள் மசிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பிறகு நான் இப்போ பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன் சுற்றுலா பேப்பர் இப்போ நாங்கள் அதை முதல் ஒவ்வொன்றா நாங்கள் முதல் எடுத்து வைக்கணும் இப்போ நான் முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து அந்த ரெண்டு மூளையும் இப்போ நாங்கள் சரிசமனாக மடிக்கணும் ஒரு மூளையிலேருந்து மற்ற மூளைக்கு மடிச்சுட்டு பிறகு அந்த மூளையை திருப்பி இதுக்கு இப்படி மடிக்கணும் அதுக்கு பிறகு ஒரு கரண்டி தான் நாங்கள் வைக்கணும் கிணக்க வச்ச வழியால் வந்துடும் வச்சுட்டு இப்போ நான் அந்த மூளையிலேருந்து மற்ற மூளைக்கு இப்போ மூளையிலேருந்து இப்படி மடிக்கணும் மடிச்சிட்டு உள்ளுக்கு நாங்கள் கறி போகும் மட்டும் நாங்கள் அமர்த்தி விடலாம் அமர்த்தி போட்டு உள்ளுக்கு மற்ற முக்கோணத்துக்கு நீ மடிக்கணும் இந்த முக்கோணத்துலேருந்து இப்போ இந்த அடுத்த மேட்டஸ் ஆகி கடைசியில் ஒட்டுறதுக்கு நாங்கள் மா பச்சை மா தண்ணியில் கரைச்சி அதில் ஒட்டலாம் ஸோ இப்படி தான் நான் மாடிக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் மடித்த பிறகு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை போட்டு நல்லா எண்ணெய் கொதிக்கணும் கொய்ச்சாப்பட்டாவது நாங்கள் சமோசாவை போட்டு போட்டு நாங்கள் பழத்துக்கு பொறிச்சு எடுக்கலாம் ஒரு பக்கம் வெந்தோடனே நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி விடணும் கலரில் பார்க்கவே தெரியும் பொன்னுரமாக வந்தோடனே நாங்கள் மற்ற சைட் புரட்டி விடணும் ரெண்டு பக்கமே நல்லா பொன்னுரமாக வந்தோன்னே எடுக்கலாம் ஆகலும் நான் கருக விடக்கூடாது இந்த பதம் வந்தோடனே இப்போ இந்த பதத்துக்கு நாங்கள் எடுக்கலாம் ஆறின அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க நல்லா மொறு முரண்டு இருக்கும் ஒன்று உடைச்சி பா காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கேன் இது சின்ன பிள்ளைகளும் கூட விரும்பி சாப்பிடுவினம் ஏனென்றால் அது உரைப்பு குறைவு அதோட மிளகுத்தூள் நச்சீரத்தூள் போட்டபடியே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் அது பிடிக்கும் ஒரு முறை நீங்களும் இதை செய்து சாப்பிட்டீங்களா விட மாட்டீங்க இந்த வீடியோ கிளிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட இதில் கட்லட் என்னென்னு செய்கிறேன்னு கூட நான் இந்த லிங்க் வந்து இதில் போடுறேன் நீங்கள் விரும்பினா அமர்த்தி பாருங்க பாய்